இப்போ மாப்பிள்ளை சாம்பார் சாப்பிட்டோம்னா சுகரு வந்து கண்ட்ரோலு கருப்பு கவனி வந்து நல்லா சுகருக்கு கேன்சரே குணமாகன்று சொல்லியிருக்காங்க இது கருப்பு கவனி செயற்கை உரம் போட்டால் இந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லை ஏறக்கூடிய நாலு அடி ஒரு நாலு அடி இப்போ செயற்கை உரங்களை பண்ணுறதெல்லாம் பண்ணுற பயிரெல்லாம் வந்து ஒரு காற்று அடிச்சோ மழை வந்தாலும் சாஞ்சிடும் நம்ம வந்து இயற்கை உரத்துனா இது ரஃப்பாக பயிரே பண்ணுறோம் நல்லா ரஃப்பாக இருக்குது ஆறுநூறு ரகமான தமிழ்நாட்டில் ஆறுநூறு ரகமான பயிர் இருக்குது ஆறுநூறு ரகமான பயிர்கள்லாம் இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க ஆமாம் எல்லாரும் வந்து இப்போ இவர் மட்டும் நூறு வருஷம் வாழ இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆரணி பக்கத்தில் ஒரு குப் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இயற்கை விவசாயம் வந்து ஒருத்தர் பண்ணுறாருங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாம் நம்மளாம் விவசாயமே என்னன்னே தெரியாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள்லாம் வாங்கி வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன் ஓனாகவே இயற்கை உரங்கள்லாம் வந்து அவரே வந்து தயாரித்து அவரே வந்து பண்ணுறாராம் கேட்குறதே ஒரு ஆர்வமாக இருந்தது அதனால் வந்து வண்டி ஆனால் வண்டி ஏறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவரை கூட்டின்னு வந்து வந்துட்டோம் அவரோட பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட வந்து வயல் இது ஃபுல்லாகவே அவரோட வயல் தான் ஸோ அவர் அவர்கிட்ட வந்து நம்மளோட பல டவுட்ஸ்லாம் இருக்கும் விவசாயத்தை பற்றி ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னா நம்ம வந்து விவசாயத்தை வந்து வந்து யாருமே வந்து அதிகமாக வந்து கவனிக்கிறதே கிடையாது அப்படியே விட்டுறோம் டெய்லியும் சாப்பிட்றோமா தூங்குறோமா போகிறோமா வருமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எல்லாருமே அப்படி தான் ஓடிட்டுருக்கோம் நானும் உட்பட பட் இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரே வந்து முன் வந்து இயற்கை இயற்கை விவசாயம் இயற்கை உரம் நம்மளே வந்து பண்ணலாம் சொல்லிட்டு உதாரணமாக இருக்கார் ஸோ அவர்கிட்ட வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம் வணக்கம் மக்களே இதை வந்துட்டார் நம்ம அண்ணன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை விவசாயம்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு இயற்கை உரங்கள்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து பல டவுட்ஸு உங்களுக்கும் இருக்கலாம் ஏன் எனக்கு நிறைய இருக்குது ஏன்னா எனக்கு வந்து பிளைண்ட் எனக்கு விவசாயத்தை பற்றி அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போமே ஸோ அவர்கிட்டே வந்து நம்ம நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம் நான் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன ஆனந்தன் எத்தனை வருஷமான நீங்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து நானும் செயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எதனால் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கு வந்து சுகர் இருக்குது ஓகே அண்ட போனேன் அவர் வந்து அரிசி சா சாப்பாடு சாப்பாடாத சப்பாத்தி டிஃபன் இது போல் சாப்பிடு மதியம் மட்டும் சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னார் இல்லை சார் நீங்கள் வந்து நாம் வந்து சாப்பிட்றது வந்து சின்ன அமுத்தா ஒரு ஒரு கைப்பிடி அரிசி தான் சாப்பிட்றோம் ஒவ்வொரு மனுஷனும் அன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசி ஒரே ஆள் சாப்பிட்டாரு நாங்களுக்கெல்லாம் சுகர் இல்லை இன்றைக்கி நமக்கு வந்து சுகர் இது சுகர் இருக்குங்க அரிசி சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு வந்து சுகர்னு சொல்கிறீங்களே அது எப்படி சார்னும் போது அன்றைக்கி வந்து இயற்கையாக விளை வச்சு சாப்பிட்டாங்க ஆறு மாதம் பயிர் சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு சுகர் இல்லை நம்ம வந்து இன்றைக்கி வந்து செயற்கை உரங்களை போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு வந்து பய சுகரு அதுவெல்லாம் நிறைய வருது மெயின் காரணம் வந்து அதுதான் இருக்குது அப்போ நம்ம ஏன் அது நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம ஏன் இயற்கையாக பண்ணிக்கக்கூடாது என்ற ஒரு யோசனை வந்தது அதை பற்றி விசாரிக்க சொல்ல சொன்ன ஜனங்க வந்து நம்ம வரணும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு யூடியூப்பில் பாரு அவர் சொன்ன வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் யூடியூப்பில் போகும்போது நம்மாழ்வார் இயற்கை விவசாய விஞ்ஞானி அவர் வந்து நல்லா நிறையா சொல்லியிருக்காரு அவர் சொன்ன முறைங்களை வச்சு நம்ம வந்து ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஈல்டு நல்லா கிடைக்குது நல்லா தான் இருக்குது இதில் வந்து இப்போ எனக்கு என்னென்னா இப்போது நிறைய பேர் வந்து இப்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து செயற்கை விவசாயமும் செயற்கை உரங்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சுகர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக வருதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இல்லை அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு வந்து நீங்கள் செயற்கை உரங்கள் போகிறதுனால தான் வந்து நமக்கு வந்து இந்த சுகரு பிபி இதெல்லாம் நிறைய வந்து இதாக வர நோய் வரதுக்கு காரணமே வந்து செயற்கை உரம் தான் இயற்கையில் பண்ணோம்னா நமக்கு அதெல்லாம் வராது ஜனங்கள்லாம் வந்து நல்லா எழுத்தியாக இருக்கலாம் நல்லா ஜம்மன் உடம்பு நல்லா நல்லா இருக்கும் இது இப்போ ரெண்டு வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன் சுகர் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு செக் பண்ணுறேன் சுகர் வந்து கரெக்டாக தான் இருக்குது உடம்பு நல்லா தெம்பாக இருக்குது ஆ இப்போ வந்து உங்களுக்கு சுகர் இருந்தது ஸோ அதனால் வந்து இயற்கை உரத்துக்கு வந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க இன்கேஸ் எனக்கு ஒரு டவுட் இப்போ சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்திருக்க மாட்டிங்களா இல்லை என்னால் சொல்ல முடியாது எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது இயற்கையில் பண்ணோம் எரு போட்டு அந்த பெரியவங்க நம்ம பார்த்த தாத்தாலாம் வந்து இயற்கையெல்லாம் பண்ணாங்க மருந்தெல்லாம் போடல அந்த இது எப்படி பண்ணணும் ஏதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் எனக்கு வந்து இயற்கையை பண்ணணுன்ற ஒரு யோசனை மட்டும் ஆரம்பத்துலேருந்து இருக்குது நமக்கு எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து அது வராது அந்த கா அந்த காலத்து பயிர் வேறு இப்போ பயிர் வேறு வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் போகும்போது பாரம்பரிய பயிர் நிறைய ஆறுநூறு ரகமான தமிழ்நாட்டில் ஆறுநூறு ரகமான பயிர் இருக்குது ஆறுநூறு ரகமான பயிர்கள்லாம் இப்போ இந்த இப்போ நீங்கள் சொல்லாமல் நெற்பயிருமா அந்த மாதிரி ஆறுநூறு ரகமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நெல் ஜெயராமன் என்றவர் வந்து இதெல்லாம் வந்து சேகரித்து அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு நமக்கு தேவை என்ன ரகம் வேணுமோ அந்த ரகம் வாங்கி நம்ம பயிர் செய்யலாம் இதோட இது மட்டும் இல்லை இன்னா நோய்க்கு இன்னும் ரகமான நெல் பயிர் செய்து சாப்பிட்டா உடம்பு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் குணம் அந்த நோய் குணமாகும் அன்றதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மாப்பிள்ளை சாம்பார் சாப்பிட்டோம்னா சுகரு வந்து கண்ட்ரோலு கருப்பு கவனி வந்து நல்லா சுகருக்கு கேன்சரே குணமாகன்று சொல்லியிருக்காங்க இது கருப்பு கவனி கருப்பு கருப்பு கவனி அது வந்து அந்த ராஜா காலத்தில் வந்து ராஜா மட்டும்தான் சாப்பிட்டுருக்காரு நம்ம விவசாய பயிர் செய்தாலும் அது சாப்பிட்றதுக்கு உரிமை நமக்கு இல்லையா ராஜாவுக்கு தான் சப்ளை சப்ளை பண்ணுவாங்களா அந்த காலத்தில் ஓ இப்போ அது வந்து இப்போ எளிதாக எல்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு எளிதாக கிடைக்குது கிடைக்குது ஓகே ஓகே இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னா வந்து சஜஷன் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கப்பா இப்போ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய ஹெல்த் நல்லா இருக்குது என்னோடய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு இது இது சுகருக்கு தாண்டி இது வந்து ரொம்பவும் நல்லது ரொம்ப வருஷம் நம்ம நீடித்து வாழணும்னா ஒரு உணவு கண்டிப்பாக உணவு இருந்தால் தான் நம்மளால் வந்து ரொம்ப நாள் வந்து நீடித்து வந்து வாழ முடியும் ஸோ அதனால் இது யாருக்குன்னா வந்து சொல்லியிருக்கீங்களா நம்ம எங்கள் ஊர்லேயே சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் வந்து கேட்டுருக்காங்க விதையா எனக்கும் கொடு நானும் வந்து செய்கிறேன் நான் விற்க முடியலனாலும் நான் வீட்டு வெறியான செய்துக்கிறேன் என்ற போல் சொல்லியிருக்காங்க அவங்களே செஞ்சுப்பாங்க அவங்களும் ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த இயற்கை உரங்கள் போட்டு தான் இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஓரளவு நல்லாயிருக்கு இன்கேஸ் வந்து இப்போ இதே இடத்துல வந்து நீங்கள் செயற்கை உரம் போட்டிருந்தால் இப்போ இந்த பயிர்கள்லாம் எப்படி நல்லா வளர்ந்துருக்குமா இல்லை எப்படி அதனோட செயற்கை உரம் போட்டால் இந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லை மட்டும் குள்ளமாக தான் இருக்குது ஓகே நம்ம இயற்கை உரம் போட்டு இதை பாருங்க நான் நிற்கிறேன் ஏறக்குறைய நாலு அடி வந்துருக்கு ஒரு நாலு அடி வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பயிர் நம்ம சே செயற்கை உரம் போட்டால் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை வளர்ச்சியும் இல்லை பூச்சியும் தாக்கம் அதிகம் ஓகே செயற்கை உரம் போட போட பூச்சி தாக்கம் அதிகம் பூச்சி மருந்து அதிகமாகணும் இதுக்கு வந்து நம்ம இப்போ எதுவுமே இது ஒரே ட்ரிப்பு தான் அடிச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேசு இது கரைச்சல் அடித்து ஒரு ட்ரிப்பு தான் அடிச்சிருக்கேன் பூச்செல்லாம் இல்லை அந்த பூச்சி அடிக்கிறதுக்கு இதே நம்ம செயற்கை உரங்கள் பக்கம் போனால் அங்கே என்னென்ன இது இது வரைக்கும் மூணு ட்ரிப்பு ம பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க இது ஓ இதுலேயே நாலு மூணு மூணு ட்ரிப்பு மருந்து போடுவாங்க அடி உரம் டிஏபி யூரியா எல்லாம் மூணு ட்ரிப்பு பூச்சி மருந்து அடிப்பாங்க நம்ம ஒன்றும் பண்ணல பஞ்சகாவியா மீன் அமிலம் ஜீவாமிர்தம் இதுதான் போட்டோம் சும்மா ஜம்முன்னு வந்துச்சு பயிர் இந்த அளவு இது இல்லாமல் செயற்கை போட்டால் அது இல்லாமல் மழையில் நம்ம நம்ம பயிர் வந்து மழையில் வந்து விழாது இப்போ செயற்கை உரங்களை பண்ணுறதெல்லாம் அவன் பண்ணுற பயிரெல்லாம் வந்து ஒரு காற்று அடிச்சோ மழை வந்தாலும் சாஞ்சிடும் நம்ம வந்து இயற்கை கொடுத்தனா இது ரஃப்பாக இருக்கும் பயிரே பாருங்கள் நல்லா எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்கள் பயிர் வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக நிற்கும் இப்போ எல்லாருமே வந்து செயற்கை உரம் பண்ணும்போது உங்களை ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்காங்களா சொன்னாங்க நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க ஆமாம் எல்லாரும் வந்து இப்போ இவர் மட்டும் நூறு வருஷம் வாழப்பாரு நாங்கள்லாம் ஐம்பது வருஷத்தில் போயிடுவோம் இருந்தாத்தையும் அந்த தேவையில்லாத வேலை அதெல்லாம் வராது மருந்து போடாமலாம் பயிர் வராது ஆனால் எல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணது தான் சரி பரவாயில்லப்பா நான் நூறு வருஷம் வாழறதில்ல நோய் நொடி இல்லாமல் வாழ இருக்கிற வாழற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்ல அதனால் நான் செய்துக்கிறேன் என் வீட்டு வீடு நான் செய்துக்கிறேன் மற்றபடி எனக்கு தேவையில்லை நீங்கள் கிண்டல் பண்ணால் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இயற்கையாக பண்ணேன் பண்ணால் நம்ம எல்லோரும் விளைய வைக்கக்கூடிய அதே விளைச்சலை நானும் விளை விளைஞ்சதில்லை அவங்கள ஆச்சரியப்பட்டாங்க சொன்னவங்க கிண்டல் பண்ணவங்களாம் என்ன ஐயோ பரவாயில்லையா நீயே பரவாயில்லையா மருந்து போடாமையே நீ அந்த அளவுக்கு விளைய வச்சிடலாம் வந்து பெருமை தான் எப்படி செய்த ஆனால் அப்பா இதுக்கு வந்து பஞ்சக்காவையாக மீன் அமிலம் இது போல் இயற்கை உரங்களை நம்ம ரெடி பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் வந்து சரி இந்த ட்ரிப்பு எங்களுக்கும் விதை கொடு நாங்களும் செய்கிறோன்ற சொல்லியிருக்காங்க அவங்களே முன் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம கிண்டல் பண்ணவங்கள வந்து நம்மளை நீ வந்து கேட்குறாங்க இப்போது லைக் இப்போ நீங்கள் இது வந்து போட்டிருங்க இது இந்த நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னா இது பேர் அறுநூற்றி ஆறு இதனோட நெல் பேர் நம்பர் நம்பர் ஓகே இது வந்து இன்னும் எத்தனை எத்தனை மாதம் வரையும் இதுக்கப்புறம் அறு அறுவடை பண்ணுவீங்க இன்னொரு ஒன்றரை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அறுவடை ஆகிடும் நம்ம நெல் போட்டு எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் அறுவடை இது வந்து நாலு மாதம் பயிர் ஓகே ஆற்றாங்காலில் வந்து இருபது நாள் அப்புறம் நடவு நட்டு ஒரு மூ தொண்ணூறு நூ தொண்ணூறு நூறு நாள் கணக்கு வரும் அது நூற்றி இருபது நாள் பயிர் இது அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் அதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிடலாம் ஓகே ஓகே இப்போ நம்ம இது இது எத்தனை இது இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் எத்தனை மூட்டை நான் நீங்கள் நெல் அறு அறுப்பீங்க முப்பது மூட்டை நெல் அறுப்போம் இதுக்கு வந்து நமக்கு வந்து செலவு வந்து கம்மி தான் பெருசாக நம்ம செலவு பண்ண போகிறதில்ல நம்ம வேலை சொல்ல ஒரு பசுமாடு இருந்தால் முப்பது ஏக்கர் பசு நிலத்தை விவசாயம் பண்ணலாம் ஒரே ஒரு நாட்டு பசுமாடு இருந்தால் முப்பது ஏக்கர் பண்ணலாம் அது பா பால் சாணம் பயிறு எல்லாமே அந்த பசுமாட்டிலேருந்து கிடைக்கிது நம்ம நம்ம இயற்கை உரம் தயாரிக்கான தேவையான மொத்த பொருள் வந்து அந்த பசுமாட்டிலேருந்து தான் கிடைக்கிது ஒரு மா அதனால் ஒரு பசுமாடு இருந்தாவே முப்பது ஏக்கர் பயிர் செய்யலாம் சொல்லியிருக்காரு நமக்கு வந்து செலவு இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னதுன்னா நாட்டு சக்கரை தான் மீதியெல்லாம் நமக்கு வந்து நம்ம பசுமாட்டு வந்து வரும் நமக்கு மாடு இருக்குது அதுலேருந்து நமக்கு அது தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க ஆமாம் நான் மூணு வேலை சாப்பாடு தான் எங்களுக்கு வந்து நான் கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு பழகி போச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்றது இல்லை மூணு வேலையும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் இப்போ இந்த செயற்கை உரம் செய்கிறதுக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணியிருப்பீங்க செலவு பண்ண வந்து நமக்கு ஒன்றும் இப்போ பஞ்சகாவியை ரெடி பண்ணோம்னா நான் பால் தயிர் எல்லாம் நமக்கு வீட்லேயே வருது சாணம் இப்போ கோமியம் எல்லாம் நம்ம பசுமாட்டிலேருந்து வந்துடுது நாட்டு சர்க்கரை இலைநீர் இது மட்டும்தான் காசு கொடுத்து வாங்குவோம் மீன் வந்து மீன் கழிவு வந்து எத்தனை மீன் அமிலம் தயாரிக்கணும்னா மீனுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போனோம்னா அந்த கழிவு தலை குடல் அந்த இதெல்லாம் தள்ளுறாங்களா அந்த வேஸ்ட்டான பொருள் எடுத்தாந்துப்போம் நாட்டு சக்கரை வாங்கிப்போம் அவ்வளோதான் இதுக்கு நமக்கு செலவுன்னும்போது அந்த நாட்டு சக்கரை மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் மற்றபடி செலவெல்லாம் இல்லை பூச்சிக்கு வேணுமானா நம்ம கோமியம் ஐந்து இலை வேப்ப வேப்ப இல்லை நொச்சில் இல்லை எருக்கம் இலை ஆடுதோடா நொனா இலை ஆடுதோடா நொணா இலை இது எல்லாமே ஐந்து ஐந்து இலை கரைசல் ரெடி பண்ணி ஆட்சிமான பூச்சி போய்டும் பூச்சி இல்லை ரொம்ப இதுவாக இருக்குன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அது அடிச்சோம்னா போய்டும் ஓகே அதிகமாக என்ன வகை பூச்சி நான் வந்து நல்ல வெட்டிக்கிளி எனக்கு தெரிஞ்சு வெட்டிக்கிளி வெட்டுக்கிளி வந்து அது நம்மளுக்கு வந்து பண்ணாது இலை சா பூச்சி என்று சின்ன பயிரில் வரும் இலை ரெக்கப்பூச்சி ஓகே ஓகே அதுக்கு வந்து நம்ம ஐந்து இலை கரைசல் அடித்தாவே தெளிஞ்சிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு நாற்பது நாளில் வந்து குருத்து பூச்சி வரும் அந்த குருத்து பூச்சிக்கு தான் அதிகமாக தாக்கம் அதிகமாக இருந்தாக்கா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி அடிச்சோம்னா அது கேட்கும் ஓகேண்ணா இப்போ நீங்கள் இப்போ டெக்னிக்கலாக வந்து போனோன்னா இப்போ வந்து உரத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எத்தனை நாள் எடுத்துக்கிறீங்க பதப்படுத்துறது அதெல்லாம் இருக்கும்ல அது அதனோட செய்முறை அப்படியே சொல்லுங்கள் இயற்கை உரம் அமித பஞ்சகாவிய அமித ஜீவாமிர்தம் ஃபஸ்ட்டில் கொடுப்போம் ஜீவாமிர்தம்லாம் என்னதுன்னா ஜீவாமிர்தம்னா பயிருக்கு வந்து ஊட்டம் வளர்ச்சி ஊக்கியன்வாங்க ஓகே ஓகே ஓகே ஜி ரெண்டு கிலோ மாவு உளுந்து மா உளுந்தனா பச்சை பச்சை எதனா முளைக்கக்கூடிய ஒரு பயிர் ரெண்டு ப ப இதுவாக இருக்குங்களா உளுந்து பச்சை பயிர் காராமணி இது போல் பயிர் எதனா ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ ஒரு பத்து கிலோ கோமியம் பத்து கிலோ சாணம் இது மூ மூணு இலை நாலு பொருளும் வந்து ரெண்டு நாள் புளிக்கு விடணும் காலையில் ட்ரிப்பு கலக்கணும் சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு கலக்கணும் ரெண்டு ட்ரிப்பு கலக்கி ஒரு பத்து நடவு நட செய்த பத்து நாளைக்கு விட்டோம்னா பயிர் வந்து நல்லா வளர்ச்சியாக பச்சையாக திரும்பி நல்லா ஜம்முன்னு வளரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சகாவையாக அடிப்போம் பஞ்சகாவையாக கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வே வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது வந்து ஒரு இருபது கிலோ இது பத்து கிலோ முப்பது கிலோவாக வந்து தண்ணி வழியாகவும் உள்ள இல்லை இப்போ எருவை கூட கலந்தும் சே தெளிச்சிடலாம் வந்து பயிர் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கும் க ஒரு நாற்பது நாள் ஆனாக்கா ஒரு மீன் அமிலம் ஒரு ட்ரிப்பு அடிச்சமான போதும் அதுவே நம்மளுக்கு நமக்கு நல்லா ரிசல்ட் வந்துடும் பெருசாக ஒன்றும் செலவு ஒன்றும் நமக்கு வந்து இல்லை அதுதான் ஒரு நெல் பயிர் வந்து ஒரு குழந்த மாதிரி வந்து பார்த்துக்கணும் நல்லா அதை பிறந்து எப்படி நம்ம ஒரு குழந்தை வந்து ஒரு வளர வரையும் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் எதுவுமே வந்து அண்டு விடாமல் அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க இது வேணே வேணாம்னு சொல்லிட்டு ஆனால் சில பேர் மட்டும்தான் இன்னும் வந்து அது வந்து இது நீங்கள் எத்தனை வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கீங்க மீன்ஸ் உங்கள் பரம்பரை அந்த மாதிரிலாம் பார்த்தா தாத்தா காலத்துலேருந்து இது வந்து விவசாயம் தான் நம்ம செய்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ நானே வந்து கெமிக்கல் போட்டு செய்தது தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே கெமிக்கல் போட்டு நிறைய போட்டு லாஸ் தான் ஆகும் லா லாபம் உனக்கு பெருசாக கிடைக்காது லாபமே கிடைக்காது லாபம் கிடைக்காது ஏதோ ஒரு நேரம் விலை அதிகமாக விற்று கொஞ்சம் இதாகனாக்கா நமக்கு வந்து ஏதோ பத்து ரூபாய் கிடைக்கும் ஒரு அஞ்சாயிரம் கிடச்சி தான் பெரிய காசு ஒரு ஏக்கர் பயிர் செய்தாவே ஒரு அஞ்சாயிரம் கிடச்சி தானே பெரிய காசு பயிர் நெல் பயிர் வந்து வேஸ்ட்டு காய்கறி தான் செய்யணும் அது இதுதான் பாசு பைசா பார்க்க முடியும்னுவாங்க ஆனால் நம்ம வந்து நெல் பயிர் தான் செய்கிறோம் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறதுனால நம்ம வந்து நெல் பயிர் தான் செய்வோம் காய்கறியெல்லாம் டெய்லி மார்க்கெட்டுக்கு போகணும் செய்யணும் அதனால் நமக்கு நேரம் இல்லை அதனால் நெல் பயிர் மட்டும் நம்ம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வேணுன்றதுக்காக நம்ம ஒரு ஏக்கர் நெல் பயிர் செய்துருக்கோம் அது இந்த ரெண்டு வருஷமாக வந்தால் இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பான் போட நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் சொல்லிட்டு அந்த மனி மனிதன் கழிவு கழிவு வந்து இது பண்ணும் அது பதம்படுத்தி அது ஒரு நாட்கள் வரையும் அது வந்து பூட்டி அதுக்கப்புறம் அது வந்து உரமாக வந்து போடுறாங்களே அதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு அது வந்து மனுஷ கழிவு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கிராமத்தில் சொன்னோம்னா அது யாரும் கேட்க மாட்டாங்க வெளியில் போனோம் தான் நினைப்பாங்க அது அது போல் கிடைச்சாலும் அது எடுத்து வந்து நம்ம பயிருக்கு போட்டோம்னா நல்ல ஓட்டம் தான் அதுவும் லைக் அதுவும் இருக்கும் அவங்க சொல்ல நம்ம வந்து எரு மா மாட்டினுடைய எரு வந்து எடுத்தாந்து போகிறோம் ஓகே ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டர் போகிறோம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போகிறோம் இப்போ வந்து நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ செயற்கை பண்ணுறவங்க வந்து ஒரு போகம் போட்டாங்கன்னா ரெண்டாவது போகம் வந்து கொஞ்சம் வளைச்சல் கம்மியாக இருக்கும் அதுவும் வந்து எள்ளு பயிர் செய்தாக்கா நம்ம போட்ட மருந்தெல்லாம் ச ஒரு ஏழு வருஷத்துக்கான சத்துவை வலிச்சிடும்னு சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு போகம் பயிர் செய்கிறேன் ஒரு போகம் வந்து எள்ளு இறக்கிறேன் நம்ம பயிர் என்னென்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கா பாருங்கள் மற்றவங்க கெமிக்கல் போட்ட பயிரை விட நம்ம பயிர் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும் ஓகே ஓகே அதான் போனாலே தெரியும் போன பட்டத்துக்கு போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எள்ளு அடித்தான் எள் அறுவடை பண்ணி இப்போ நடவு செய்திருக்கேன் வளர்ச்சி பாருங்கள் கம்மியாக இருக்கா பாருங்கள் நல்லா நல்ல வளர்ச்சி எல்லாமே இங்கே வந்து கேட்குறாங்க யோ எள் போடுற மூணு போகம் தொடர்ந்து பயிர் செய்கிற ஆனால் உனக்கு வந்து நல்லாவே வருது பயிர் எப்படி இதுதான் இயற்கை விவசாயம் மண் வந்து நம்ம மாற்றிட்டோம்னா முதல்ல நம்ம வந்து மண்ணை வந்து மா இது இப்போ மாற்றிட்டோமா கெமிக்கல்லேருந்து மாற்றிட்டோம்னா நம்ம வந்து இயற்கை பயிர் நம்ம எத்தனை முறை பயிர் செய்தாலும் வந்து நல்லா தான் வரும் நமக்கு தேவை வந்து அந்த எரு போடணும் இப்போ இந்த இயற்கை உரங்களை கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ கெமிக்கல் போட போட என்ன வேணால் மண் வந்து மலட்டுத்தன்மை வந்துடும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் இன்னொரு உரம் சொல்லி மீன் அமிலம். மீன் அமிலம். பஞ்சகாவியம் அண்டு மீன் அமிலம் வந்து எப்படிண்ணே ரெடி பண்ணுறீங்க அந்த உரத்தை பஞ்சகாவியம் என்பது பசுவினுடைய ஐந்து பொருள்கள் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் அந்த பசுவோட ஐந்து பொருள் அதை கூட எக்ஸ்ட்ரா வந்து இளநீர் நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் இது கலந்து எல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலையில் ஒரு ட்ரிப்பு சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு ரெண்டு வேலையும் கலக்கணும் இருபத்தி ஒரு நாள் இருக்கணும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் இருந்தேன்னா இல்லை நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் புளிச்சுதுன்னா அதை நம்ம வந்து எடுத்து பயிருக்கு கொடுத்தோம்னா ஒரு டேங்குக்கு வந்து முந்நூறு எம்எல் ஒரு டேங்க் ஒரு டேங்குக்கு முப்பது பத்து லிட்டர் டேங்க்குக்கு முந்நூறு எம்எல் கணக்கில் அடித்தோம்னா பயிர் வந்து நல்லா நல்லா வளர்ச்சியாக வரும் ஓகே ஓகே மீன் அமிலன்ற வந்து மீன் கழுவு ஒரு கிலோன்னா நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ மீன் மீன் கழுவினா மூணு கிலோ நாட்டு சக்கரை போட்டோம்னா நல்லா அது வந்து அதுவும் வந்து நாற்ப இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் இருந்து வந்துன்னா நல்லா இது நைட்ரஜன் ஊரியா சத்து வேண்டோம்ல அந்த ஊரியா சத்து வந்து அந்த மீன் அமிலத்தில் வந்து கிடைக்கும் அந்த மீன் அமிலம் அடிக்க சொல்லுன்னா நமக்கு வந்து எலி தொல்லியும் இருக்காது நிலத்தில் இப்போ வந்து நம்ம நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் செயற்கை பண்ணும்போது எலி தொலை நிறைய இருக்கும் அது இப்போ வந்து அந்த மீன் அமையல் அடிங்க சொல்ல அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எலியே நிலத்தில் இறங்க மாட்டேங்குது ஓகே ஓகே எலி தொழிலே நமக்கு இல்லை இப்போ நம்ம வந்து செயற்கை உரம் போட்டோம்னா வந்து நிலத்தில் வந்து அந்த மண்புழு அந்த எச்சையெல்லாம் தெரியாது பொட்டை பொட்டியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அதெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மண் அதான் பயிர் ஒட்டினா போல கூட இருக்குது பாருங்க பயிர் அப்படியே சுற்றியும் வந்துருக்கு பாருங்கள் அது வந்து நிறைய வரும் மண் இயற்கை விவசாயத்தில் செயற்கை விவசாயத்தில் வந்து நமக்கு வந்து அது மண்புழுலாம் வராது நிறையா இருக்காது அது நமக்கு கெமிக்கல் போட சொல்ல அது வந்து மண்ணுக்கு அடியில் போய் ரொம்ப அடியில் போயிடும் நம்ம இயற்கை பண்ணும்போது மேலே வரும் மண் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பயிர் நான் செஞ்சுருக்கீங்க இப்போ என்னென்ன வந்து இருப்பு இருக்குது உங்கள்கிட்ட போன பாட்டு சம்பா பாட்டத்தில் வந்து சேரக சம்பாவும் கருப்பு கவனியும் செய்தோம் இதுக்கு முன்னாடி ஓகே ஓகே அது வந்து நமக்கு வீட்டுக்கு போக மீதி இருப்பு இருக்குது சேல்ஸ் நமக்கு இது ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களாம் கொடுத்துட்டு வரோம் நாங்களாம் வாங்கிட்டு நல்லா இருக்குது சொல்கிறாங்க ஓகே ஓகே இப்போது நார்மலாக வந்து நம்ம அரிசி கடையில் வந்து வாங்குகிறோம் மூட்டை மூட்டையாக வந்து வாங்குகிறோம்ல அந்த அரிசிக்கு இப்போ நம்ம இங்கே விளையிற அரிசிக்கு என்னென்ன வந்து வித்தியாசம் அது வந்து ஸ்ட்ரென்த்து அரிசி பசி நம்ம பசிக்கு சாப்பிட்ற போல் தான் அது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இல்லை இந்த நம்ம பாரம்பரிய பயிர் எந்த பயிராக இருந்தாலும் அது வந்து சாப்பிட்டோம்னா உடம்பு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் பாரம்பரிய பயிர்த்தில் பயிர்லலாம் இப்போ வந்து நம்ம அந்த கருப்பு கவனியன்ற பாருங்க அது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது உடம்புக்கு சத்து சுகரும் கண்ட்ரோல் ஆகும் அந்த மாப்பிள்ளை சாம்பார் சாப்பிட்டோம்னா சுகரு வந்து மூணு வேளை சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்றாள் இருந்தால் கூட சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை சுகர் கண்ட்ரோல் ஆகும் சுகரே வராது சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டாக்கா சுகரே வராதுன்றாங்க இங்கே பாருங்க மக்களே ஒரு சொன்னதுனால நமக்கு அந்த என்ன பாருங்க ஒரு டாக்டர் வந்து உனக்கு வந்து சுகர் இருக்கு நீ வந்து சோறு சாப்பிடாதன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டாரு அதுக்காக நம்ம மனுஷன் அங்கேருந்து கிளம்பி வந்து இயற்கை உரம் இயற்கை உரம் இயற்கை விவசாயம் வந்து செய்ய வந்து முன் வந்துட்டாரு இப்போ இதுலேருந்து நம்ம வந்து என்னென்ன தடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட வந்து கேட்கலாம் பிபி சுகரு நம்ம பக்கவாதம் இது போல் நே இது கூட அதுக்கு ஒரு ரகமான அரிசி இருக்குது அதுபோல் நிறைய லேடிஸ் வந்து அந்த டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் அரிசி இருக்குது எல்லா ஒரு நோய்க்கும் வந்து நம்ம அரிசி நம்ம பாரம்பரிய ஆறுநூறு ரகம் அரிசி சொல்லணும்ல இந்த ஆறுநூறு ரகம் அரிசியில் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது அதை அறிஞ்சு நம்ம சா சாப்பிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து அந்த நோயிலேருந்து விடுபடலாம் ஓகே மகளே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பாருங்கள் எனக்கான ஒரு டவுட்ஸும் உங்களுக்கான டவுட்ஸும் வந்து நான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் அண்ணன் வந்து கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் ஏன் இது வந்து நம்ம வந்து முன் வரோம்னா விவசாயம் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அது நம்ம வந்து பண்ண மாட்டோம் நல்லா சிட்டி சைடில் இருக்கோம் லைக் வீட்டு உள்ளே இருக்கோம் ஆஃபீஸ் போகிறோம் ஐடி கம்பெனி போகிறோம் வீ வரோம் காரில் போகிறோம் வாட் எவர் இட் இஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே யார் இருந்தாலுமே நோய் மட்டும் விட விடப்பாடே கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுகரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க டைஜஸ்ட் ஆகாது வாட் எவர் இட் இஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் வந்து எப்படி ஒரு வீட்டில் இன்ஜினியரிங் இருப்பாங்க அதுக்கப்புறம் அத்தை ஊரில் இருப்பாங்கன்ற மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அங்கங்கே இருக்கிற மாதிரி இப்போ அங்கங்கே சுகர் இருக்குது அங்கங்கே ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து வந்துட்டுருக்கு எதனால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற வந்து உணவு வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அப்படியே போகிறோம் கடையில் என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்றோம் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ சாப்பிட்றோம் சில பேர் வந்து சாப்பிடாமே சுற்றிட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல நாலு பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக அவங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ணனோட வீடியோக்கு வந்து லைக் போடுங்க இது மட்டும் இல்லை அண்ணன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அறுவடை செய்யும்போது கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து எப்படி செய்கிறாங்க சொல்லிட்டு ஒரு மேக்கிங் மாதிரி வந்து வீடியோ எடுப்போம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் பாபே ஃப்ரம் டிஜே ஆனந்தன் ஆனந்தன் இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி ஆனந்தன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் பாபே ஃப்ரம் டிஜே